அண்டு வந்து நம்ம சேனலில் வந்து போகிற எல்லா வீடியோக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஒரு நூறு வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிளாகரோட கனெக்ட் பண்ணிருக்கும் ஸோ பிளாகர் அட்ரஸ் வந்து கீழே அவைலபிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து டேரெக்டாக நம்ம பிளாகருக்கு போயிட்டு அங்கே கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து இந்த ஒரு சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தமிழ் டிபி டெக்ஸ்ட் கவிதை அதாவது தமிழ் கவிதைகள் வந்து குரூப் சேனல் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கவிதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை கவிதையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கவிதை படிக்கணும் இல்லை கவிதை தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே கிளிக்கில் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணிருக்கும் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய போஸ்ட் வந்து இவங்க போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி படித்து பார்க்கலாம் நம்மை பற்றி ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொருக்கும் தனித்தனியாம பார்வை உண்டு ஆனால் பிறரிடம் எமது பின்பத்தை அழகா அழகாக்கி காட்ட சிரமப்பட தேவையில்லை உண்மையான கவிதை வந்து நிறையவே போட்டிருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து இவங்க கவிதையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பெண்மையே நிலவோடு ஒப்பிடாதவர்கள் விண்ணில் உலாவரும் நிலவின் சுதந்திரம் மண்ணில் உலாவரும் நிலவுகளுக்கு கிடையாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது உண்மை தான் சேஃப்டியான்னு கேட்க தெரிஞ்ச சமூகத்துக்கு சாப்பிட்டியான்னு கேட்க தெரில அப்படின்னு இருக்காங்க இது உண்மைதான் தவறு என்றாலும் நேர்பெற கூடிவிடும் புறங்குறுதல் நம்பிக்கை துரோகிகளின் முதற்கட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் மறக்க நினைக்கும் நினைவுகளில் முதலில் நீதான் இருக்கிறாய் நினைவுகளாக தினமும் இப்படி இது பிடிச்சிருச்சு அப்படின்னா அருமை அப்படின்றத கவனிப்பேன் எப்போதும் யதார்த்தமாக இருங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி கவிதைக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே பட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மகிழ்ச்சி என்பது வேண்டும் என்ற தேடலில் கிடைப்பதில்லை போ போதும் என்ற மனநிலை நிறைவில் கிடைக்கிறது அப்படின்னு இருக்காங்க நீங்கள் சோகமாக இருப்பதால் யாருக்குமே எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை அதுவும் உண்மைதான் ஆம் உண்மை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன் பிரிவுக்கு மிக முக்கியமானது அமைவது எதுவென்று யோசித்தால் ஆரம்பத்தில் ஆர்வ மிகுதியில் உளறிய சில உண்மைகளாகத்தான் இருக்கும் ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக வந்து யோசித்து வந்து கவிதையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இந்த அட்மின் சேனல் இந்த சேனலோட அட்மின்க்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து கவிதை வந்து எழுதுகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஓகேங்களா அனுசரித்து போகும் சிறு தவறுகள் கூட ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்லி காட்டி சண்டை போடுவதாகவே அமைந்து விடுகிறது பலருக்கும் அப்படின்னு இருக்காங்க அது உண்மைதான் ஆண்களில் காதல் ஒரு உடைக்கப்பட்ட கண்ணாடி அதை வேறு ஒரு பெண் ஒட்ட வைத்தாலும் பழைய காதலின் நினைவுகள் விரிசலாகவே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அவர்கள் அத்தனை பேரும் கோபுரத்தில் ஏற்றிவிட்டு சிற்பம் மற்றும் இடங்கி விடுவார் ரொம்ப அருமையாக வந்து கவிதையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கு கிளிக் பண்ண கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பிளாக் பேஜுக்கு போகும் அதில் வந்துட்டு கிளிக்கார் அப்படின்ற ஒரு பட்டன் அவைலபிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application software link வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட லிங்க் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கையும் நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான லிங்கோட பார்க்கலாம் ஓகே பாய் திருப்பூர் கோவை சேர்ந்த கல்லூரி மாணவர்களாக வரும் உங்களது கலாம் செக்யூரிட்டி சர்வீஸில் இணைந்து பகுதி நேர வேலைவாய்ப்பை பெற்று பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை வழங்குவோர் கலாம் செக்யூரிட்டி சர்வீஸ் கலாம் ரத்த உதவி மையம் திருப்பூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு